இடக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் மதவெறியாளன் மாரிதாஸ் இந்த தம்பனையில் பார்த்த உடனே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க ஒன்று அந்த ஆள் என்னைய பெருசாக தப்பாக சொல்லிட்டாரு அவ்வளோ மதவெறியாளன் சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒருத்தவங்களோ இந்த ஆளுக்கு இதே தான் வேலை எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது மதவெறியை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு வேலைனும் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்கள மாதிரியே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புகிறார் இந்த மாதிரி மாரிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் ஏற்கனவே யூடியூப்பில் வந்துட்டு ஒரு யூடியூபர் மாரிதாஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பட் அவர் என்ன விஷயங்களை பேசுகிறாரு அப்படின்றத நான் பெருசாக பார்த்தது கிடையாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த வீடியோவை பாரு அப்படின்னா பர்டிகுலராக ஏப்ரல் செகண்டு மாரிதாசன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு ஏன்னா நான் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து மத நல்லிணக்கத்தை பற்றியும் மதம் வந்து பார்க்கக்கூடாது மனிதம் தான் பார்க்கணும்னு ரெண்டு மூணு வீடியோ போட்டதுனால எப்போ நம்ம மேலே இந்த மாதிரி ஏதாவது வழக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தேன் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் போன அந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூட அவர் மதவரியை தூண்டுற மாதிரியோ இல்லை மத நல்லிணக்கத்துக்கு எதிராகவோ பேசுகிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இஸ்லாமியருக்கு எதிராக அதாவது முஸ்லீம்ஸ்க்கு எதிராக அவர் எந்த வார்த்தையுமே சொல்லலை முஸ்லீம்ஸ் வந்துட்டு எனக்கும் சகோதரன் தான் நல்ல முஸ்லீம்ஸ் இங்கே வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தாரு இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவே மாறிதான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் நான் இங்கே அப்பாவி இஸ்லாமியர்கள் அதாவது அப்பாவி முஸ்லீம்ஸ் பாதிக்கப்படக்கூடாது தீவிரவாதம் அதாவது தப்பான வேலைகளை செய்கிற யாருமே வந்துட்டு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் செகண்டும் நான் பண்ணியிருந்த வீடியோ வீடியோலையும் சரி இதுக்கு முன்னாடி பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன் பல ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் பல வீடியோக்கள் பண்ணியிருக்கேன் எந்த வீடியோலையும் முஸ்லீம்ஸை பற்றி நான் தப்பாக எதுவுமே பேசுறது கிடையாது அந்த மதத்துக்குள்ளே வந்துட்டு அந்த சமூகத்துக்குள்ளே எந்த ஒரு தேவையில்லாத வேர்த்தைகளையும் நான் வந்துட்டு விதைச்சது கிடையாது மக்கள் மனசில் எந்த மதவையும் நான் தூண்டினது கிடையாது தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படி யாராவது இதை நிரூபித்தா நிச்சயமாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கோடி பரிசு தரேன் அது மட்டும் இல்லை என்னோட அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதும் சமூகத்துக்கு நான் சொல்கிற நல்ல விஷயங்கள்னு நினச்சி நான் சொல்கிறதையும் விட்டு விலகியே போயிடுறேன் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடியோட ரீசன் ரீசெண்டாக இன்றைக்கி ஈவினிங் போட்டதாக வீடியோன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த வீடியோ கிட்டத்தட்ட மருதேசோட வீடியோ முன்னாடி வரைக்கும் அந்த முன்னாடி வீடியோக்கள் பற்றி நான் எதுவுமே பேசலை ஏன்னா முன்னாடி வீடியோக்கள் நான் பார்த்ததும் அதிகமாக கிடையாது ஆனால் பர்டிகுலராக அந்த ஏப்ரல் செகண்ட்னு சொல்கிற இந்த வீடியோவை நான் பார்த்துருந்தேன் இந்த வீடியோவில் மருதேஸ் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இங்கே முஸ்லீம்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி தீவிரவாதத்தையும் ஒன்றா சேர்த்து பேசாதீங்க முஸ்லீம்ஸ் வேற தீவிரவாதம் வேற இங்கே முஸ்லீம்ஸையும் அந்த தீவிரவாதிகள் வந்துட்டு தன்னோட போர்வை பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்காக இந்த இஸ்லாம் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதனால எல்லா முஸ்லீம்ஸும் வந்துட்டு இவங்க பாதிக்கப்படுறாங்க நல்ல முஸ்லீம்ஸும் கூட இந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்துட்டு தவறான பார்வையை வந்துட்டு அவங்க மேலே வெள்ளத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு அசீம் பிரேம்ஜி விப்ரோவோட சேர்மன் ஒரு முஸ்லீம் தான் அவரை நம்ம பாரத தேசம் நம்ம நாடு பெருமையாக தான் பார்க்குறது தவிர ஒரு முஸ்லீம்ன்றதுனால ஒதுக்கி வச்சு பார்க்கல ஸோ இந்த இடத்துல நான் முஸ்லீமை பற்றி பேசவில்லை இந்த சகோதரத்துவம் அப்படியே இருக்கணுன்றதான் என்னோட எண்ணமும் இன்னும் இந்த இவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க ஏதாவது இந்த இந்த தீவிரவாதத்துக்கு துணையாக இருக்கிற ஒரு சில பேரோ இந்த தீவிரவாதம் பற்றி பேசுகிறவங்களோ இல்லை தீவிரவாதம் பற்றி பண்ணுறவங்களோ இவங்களுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தஃப்லிக் ஜமாத் இந்த வார்த்தையை இப்போ சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் இவங்க இந்த மாதிரி வந்துட்டு வெளில டெல்லிக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு நடந்த ஒரு மீட்டிங்கில் அந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் நிறைய பல இடங்கள்ல அவங்க வந்துட்டு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாங்க நீங்கள் வந்துட்டு நீங்களாக வந்துட்டு முன் வாங்க முன் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அவன் போயிட்டு வந்தீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில பேர் வந்துட்டு முன்னாடி வந்தாங்க தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேர் முன்னாடி வந்தாங்க அவங்களே வந்துட்டு எங்களை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இப்போ இருக்கிற இந்த ஹெல்த் மினிஸ்டர் செக்ரட்டரி கூட அவங்க சொல்லியிருந்தாங்க உங்கள் பீலா ராஜேஷ் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பி முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நிறைய பேர் வெளியே வரணும் நிறைய பேர் வந்துட்டு தங்களை வந்துட்டு பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு இது கட்டுப்படுத்த முடியும் இந்த கொரோனா வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு சொன்னப்போ நிறைய பேர் முன்னாடி வந்தாங்க ஒரு சில பேர் வந்துட்டு வர முடியாது இல்லை நீங்கள் முஸ்லீம்னு சொல்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்துட்டு எங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஒரு சில பேர் பிரச்சனையும் செஞ்சாங்க ஈவன் பல இடங்களில் வந்துட்டு இந்த நர்சஸ்ட்டு வந்துட்டு எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறது இல்லை வந்துட்டு எச்சில் உமிழ்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வந்துட்டு இவங்க தான் இருக்காங்க இந்த இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ அவங்கள வந்துட்டு அவங்க செக் செக் பண்ணுறதும் டெஸ்ட் பண்ணுறதும் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி இருந்துச்சு இது வந்துட்டு திட்டமிட்டே செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மேஜாஸ் பேசியிருந்தார் இப்போது திட்டமிட்டதா இல்லை தெ தெரியாமல் நடந்ததா இதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் இதை ஓரம் கட்டி வைப்போம் நான் இன்னொரு விஷயத்த இப்போ மாரிதாஸ் இது வரைக்கும் நான் பேசினது மாரிதாஸ் என்ன சொன்னார் மாரிதாஸோட விளக்கமாக என்ன இருந்துச்சு மாரிதாஸ் இஸ் இந்த மதவெறியை பற்றி பேசினார் அப்படின்றதான் இங்கே மதவெறின்றது மாரிதாஸ் பேசவே இல்லை மாரிதாஸ் பேசின விஷயம் இங்கே வந்துட்டு இஸ்லாமியும் சரி இந்துஸும் சரி மற்ற மதத்தினரும் சரி எல்லாருமே பொதுவானதாக இருக்கணும் எல்லாரும் சோதத்தோடு இருக்கணுன்றது அவரோட எண்ணமும் சரி இந்த வீடியோ நான் பார்க்கும்போது தொடர்ந்து பார்த்தப்போ தெரிஞ்சது அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம் நான் எந்த வீடியோலையும் யாரையும் வந்துட்டு எந்த மதத்தை பற்றியும் நான் தாழ்த்தி பேசுனதில்லை இந்து மதத்தை பற்றியும் சரி இஸ்லாம் மதத்தை பற்றியும் சரி யாரையுமே வந்துட்டு அவங்க மதத்துக்குள்ளே போய் நான் எந்த விஷயத்தையும் பேசுனது கிடையாது நான் டேட்டாஸ் எடுக்கிறேன் இந்த டேட்டாஸ் என்ன சொல்லுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஐநா சபையில் அவங்களோட ரெப்புடேஷனோட இயங்குற என்ஜிஓஸ்லாம் என்னென்ன ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்களோ இல்லை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்னென்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்துட்டு என்னோட டேட்டாவை நான் உங்களுக்கு தரேன் நிச்சயமாக இது தமிழ் தமிழக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மாரிஸ் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்காருன்னு சொன்னாங்க நான் லாஸ்ட்டாக அந்த இந்த ஏப்ரல் செகண்ட் பார்த்த வீடியோ அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வீடியோஸ் நான் பார்த்தேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கல் மற்ற வீடியோஸ் நான் பார்க்கல இந்த ரெண்டு இந்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் நானும் பார்த்தேன் எனக்கு எதாவது லாஜிக் எதாவது தோணுச்சு பெருசாக தப்பாக எதுவும் தோணலை ஏன்னா அங்கே வந்து மதவெறி அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக ஜீரோ பர்சன்ட் அங்கே எதுவுமே கிடையாது அந்த மதவெறின்ற வார்த்தை இன்னொரு விஷயம் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் எனக்காக என் பர்சனலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு இடத்துல முதல் விஷயம் அதாவது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லும்போது தப்பான ஆட்டில் இருக்காங்க இல்லைன்னு எல்லா மதத்துலையும் இருக்காங்க அதே மாதிரி இஸ்லாம் மதத்துலையும் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது மொட்டு மொத்தமாக இஸ்லாமியன்னு சொல்லி குத்துறதுக்கு எனக்குமே இந்த வீடியோ பண்ணுறது கூட ரெண்டு மூணு நாளாக நான் யோசிச்சேன் ஏன் அப்படின்னா என்ன தம்பியாக நினைக்கிறேன் என்ன அண்ணா நினைக்கிறேன் என்ன சகோதரன் நினைக்கிறேன் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் முஸ்லீம்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு சாரதி நமக்கு அசிங்கமாக நம்ம நம்ம மதத்தை தாண்டி பேசியிருக்காங்க நமக்கு இவ்வளோ துரோகியாக இருந்திருக்கானே இவ்வளோ நாள் இவனுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது நம்மளை ஒரு நிமிஷம் கூட தப்பாக நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நாள் வீடியோ பண்ணலாமா வேணாமே வச்சுருந்தேன் பட் அந்த விஷயத்தில் இங்கே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ப்ரோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் இப்போவும் அண்ணன் தம்பிகள் தான் இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் உங்களை இந்த மாதிரி யோசிக்க வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இவனுங்களாம் ஒன்றா சேர்ந்து பாருங்க ஒன்றா இருக்கானுங்க நம்ம minority people insecurity people so வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஒரு யுனைட்டியாக இருந்தால் ப்ரொடெக்டாக இருந்தால் தான் நம்ம நம்ம பாதுகாத்துக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடையாது உங்களுக்கு ஒன்றுனா மற்றவனை பற்றி எனக்கு தெரியாது மற்றவனை பற்றி நான் பேசவும் இல்லை நிச்சயமாக நான் முன்னாடி வந்து நிற்பேன் என்னால் முடிஞ்ச உதவியில் நிச்சயமாக உங்களுக்கு செய்வேன் இங்கே இன்செக்யூர்ன்ற வார்த்தையே கிடையாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி மண்ணில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக அது நடக்காதுன்னு நம்ம முழுசாக நம்புகிறேன் இன்னொரு விஷயம் தயவு செஞ்சு நம்ம மதத்துக்காரன் அப்படின்றதுக்காக நம்ம சொந்தக்காரன் அப்படின்றதுக்காக ஒரு தப்பானவருக்கு எந்த விதத்துலையும் வந்துட்டு உதவியாக இருந்துடாதீங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு சாமியார்கள் இந்து மதத்தில் இருக்கிற சாமியார்களும் சரி இந்து மதத்தில் சாமியின் பேரை சொல்லிட்டு ஏமாற்றி சுற்றுறவங்களும் சரி எதிர்க்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம வந்துட்டு தைரியமாக முன்னாடி நிற்போம் எப்போவுமே நம்ம அதை பேசியிருப்போம் என்னோட வீடியோஸில் முன்னாடி இருக்கிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இங்கே வந்துட்டு பல விஷயங்கள் அவன் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து பேச நம்ம மறுத்தது கிடையாது அந்த மாதிரி இந்த மதத்துக்குள்ளே இருக்கான்றதுக்காக தயவு செஞ்சு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா யாராலும் தப்பு தப்பு தான் இந்த தான் என்னோட இந்த வீடியோட கன்க்ளூஷன் அதுதான் யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் ஒரு வீடியோ எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ரூபா நோட்டை வந்துட்டு உதட்டில் தொடச்சி நான் கொரோனாவை பரப்புறேன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் த கொரோனா அப்படி எண்டு த வேர்ல்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பார்த்தேன் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப மனசை பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா முந்தானத்து ஒருத்தர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறான் இந்து மக்கள் எல்லாருமே டேஷ் அப்படின்னு போட்டு வந்துட்டு எல்லாருமே எங்களுக்கு அடிமையாக இதெல்லாம் ஏன் தேவையில்லாமல் போடுற இது வரைக்கும் நீயும் அந்த அந்த இந்து மதம் இந்துக்கள் அப்படின்ற ஒரு நண்பர்கள் கூட நீ பழகிட்டு தான் இருந்திருப்ப அப்படின்றப்ப அவெல்லாம் உன்னை தப்பாக நினைப்பான்ற ஒரு நிமிஷம் கூட நீ யோசிச்சு பார்த்ததே இல்லையா ஐயோ நாளைக்கு நம்ம கூட வந்து கிளாஸ்ல படிச்ச நம்ம கூட கடையில் வேலை செய்கிற நம்ம கூட ஒன்றா இருக்கிறவன் அவன் ஒரு ஹிந்துவாக இருக்கானே இந்த வீடியோ இந்த மாதிரி வந்து போஸ்ட்டை பார்த்தா அவன் ரொம்ப வருத்தப்படுவானே ஏன் இப்படி பேசியிருக்கான்னு சொல்லி நினைப்பான்னு நீங்கள் நினச்சி பார்க்கறது கிடையாதா அந்த மாதிரி என்னோட வேண்டுகோள் இந்த இடத்துல இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சரி இதுக்கு சப்பக்கட்டு கட்டுற இன்னொருத்தவங்களுக்கானுங்க அவங்களையும் சேர்த்து சொல்கிறனால இங்கே மதம்ன்றது எதையுமே பார்க்க வேண்டாம் இப்போவும் நம்ம மனிதனை பார்க்கணுன்றதா மனிதத்தை பார்க்கணுன்றதா என்னோட எண்ணம் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா உங்கள் இன்சூரிட்டிலாம் இன்செக்யூரிட்டிலாம் தூக்கி உடச்சி எறிங்க நம்ம எங்க எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான் ஆனால் நீங்களும் அப்படி நினைக்கணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம் ஒரு சில பேர் செய்கிற தவறுக்காக அது ஹிந்துவாக ஏன்னா உங்களுக்கு இதுதான் இந்த மதத்துலயும் பேசிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அதை ஏற்றுக்கவும் வேணும் ஆனால் அந்த ஒரு சில பேர் பேசலான்றதுக்காக மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்களை வந்துட்டு நீங்கள் வெறுத்துறாதீங்க அதே மாதிரி நான் ஹிந்துக்கும் இந்த இடத்துல இங்கே வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சில பேர் பேசுறதுனால இந்த மதத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு இதுக்கு வந்துடாதீங்க இங்கே நல்லவங்களும் இருக்காங்க ரெண்டு மதத்துலேயும் சரி அதனால் தயவு செஞ்சு இங்கே மதநிலை நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதே மாதிரி மாரிதாசும் இந்த விஷயத்தில் பெருசாக வந்துட்டு மதத்துல எதுவும் இல்லாமல் தான் பேசியிருந்தாரு அவர் பேசின ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணல இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா வந்து சேர்ந்து வந்து டெஸ்ட் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு தயக்கும் அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினோட தான் முடிச்சிருந்தாரு இங்கேயும் எந்த மதவரையும் தூண்டுற மாதிரி இல்லை நான் கரெக்டாக பேச வேண்டிய விஷயத்த பேசிட்டேன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்துட்டு இந்த விஷயத்த பேசலாமா வேணாமல் ரெண்டு மூணு நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் பட் பேசினா சரியாக இருக்கும்ன்றனால தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன் தேங்க்யூ